LibreOffice Math குறித்த ஸ்போக்கன் tutorialக்கு நல்வரவு இந்த tutorialல் டெரிவேட்டிவ்ஸ் மற்றும் வகைக்கெழு டிஃபரன்ஷியல் சமன்பாடுகள் தொகையீடு இன்டெக்ரல் சமன்பாடுகள் மற்றும் logarithms உள்ள சூத்திரங்கள் ஆகியவற்றை எழுதுவதை கற்போம் இதற்கு போன tutorialல் உருவாக்கிய உதாரண ரைட்டர் ஆவணத்தை திறக்கலாம் mathexample1ஒட்ட் ஆவணத்தின் கடைசி பக்கத்துக்கு ஸ்க்ரால் செய்து செல்வோம் கண்ட்ரோல் Enter ஐ அழுத்தி ஒரு புதிய பக்கத்துக்கு செல்வோம் டைப் செய்யலாம் derivatives and differential equations Enter விசையை இருமுறை அழுத்தலாம் இப்போது Math ஐ இன்சர்ட் ஆப்ஜெக்ட் ஃபார்முலா மெனு வழியாக அழைப்போம் நாம் மேலே போகும் முன் எழுத்துரு அளவை 18 பாயிண்ட் ஆக்குவோம் விளிம்பு ஒழுங்கை இடது என அமைப்போம் ஒவ்வொரு உதாரணத்துக்கும் பின் நியூ லைன்ஸ் மற்றும் வெற்று வரிகளை சேர்ப்போம் அப்போதுதான் நன்றாக பார்க்க முடியும் இப்போது டெரிவேட்டிவ்ஸ் மற்றும் டிஃபரன்ஷியல் சமன்பாடுகளை எழுதுவதை கற்போம் இந்த சூத்திரங்கள் அல்லது சமன்பாடுகளை எழுத மேத் எளிய வழிகளை தருகிறது அவற்றை நாம் வெறும் பின்னங்களாக கருதலாம் மேலும் ஓவர் என்னும் குறியீட்டை பயன்படுத்தலாம் உதாரணமாக ஒரு total derivative df by dx ஐ எழுத சூத்திர திருத்தி சாளரத்தில் குறியீடு டிஎஃப் ஓவர் டிஎக்ஸ் அடுத்து ஒரு பகுதி டெரிவேட்டிவ் க்கு நாம் பார்ஷியல் என்னும் சொல்லை பயன்படுத்தலாம் மேலும் குறியீடு இப்படி காண்கிறது del f over del x. நாம் partial என்னும் சொல்லை பயன்படுத்தினால் கூடவே முள் அடைப்புக்குறிகளை இட வேண்டும். Writer இன் சாம்பல் நிற பெட்டியில் பகுதி டெரிவேட்டிவ் க்கு del குறி உள்ளதை கவனிக்கவும். இங்கே இன்னொரு உதாரணம் நியூட்டனின் இரண்டாம் இயக்க விதி இது உந்தம் மற்றும் விசையின் இடையே உள்ள உறவை விவரிக்கிறது F is equal to ma இதை நாம் சாதாரண டிஃபரன்ஷியல் சமன்பாடாக எழுதலாம் f of t is equal to m into d squared x over dt squared. கவனிக்க நாம் பல்வேறு தொகுதிகளின் வரிசையை காட்ட முள் அடைப்புகளை பயன்படுத்தி இருக்கிறோம் சமன்பாடு திரையில் உள்ளது போல தோன்றுகிறது இதோ டிஃபரன்ஷியல் சமன்பாடுக்கு இன்னொரு உதாரணம் நியூட்டனின் குளிர்வு விதி t என்னும் நேரத்தில் ஒரு பொருளின் வெப்ப அளவு தீட்டா ஆஃப் t எனில் நாம் ஒரு டிஃபரன்ஷியல் சமன்பாட்டை எழுதலாம் d of θ over d of t is equal to minus k into θ minus s இங்கே S என்பது சூழ்நிலையின் வெப்ப அளவு. ரைட்டரின் சாம்பல் நிற பெட்டியில் சமன்பாட்டை கவனிக்கவும். வேலையை சேமிப்போம். ஃபைலுக்கு சென்று சேவில் சொடுக்குவோம். இப்போது இன்டெக்ரல் சமன்பாடுகளை எப்படி எழுதுவது என காணலாம். ரைட்டரின் சாம்பல் நிற பெட்டிக்கு வெளியே மூன்று முறை மெதுவாக சொடுக்கி இன்னொரு புதிய பக்கத்துக்கு போகலாம் பின் கண்ட்ரோல் Enter ஐ அழுத்தலாம் டைப் செய்க integral equations இருமுறை Enter செய்க Math ஐ இன்சர்ட் ஆப்ஜெக்ட் பார்முலா மெனு வழியாக அழைப்போம் எழுத்துரு அளவை 18 பாயிண்ட் ஆக்குவோம் பக்க ஒழுங்கை இடது என ஆக்குவோம் ஒரு இன்டெக்ரல் குறியை எழுத சூத்திர திருத்தி சாளரத்தில் இன்ட் என குறியீடு செய்ய வேண்டும் ஆகவே எக்ஸ் அச்சில் ஆ காமா b என்ற இடைவெளியில் உண்மையான வேரியபிள் எக்ஸ் இன் பங்ஷன் ப் கொடுக்கப்பட்ட போது டெஃபினைட் இன்டெக்ரல் எழுதப்படும் முறை இன்டெக்ரல் ப்ரோம் ஆ டோ ப் ப் ஒஃப் எக்ஸ் டிஎக்ஸ் இன்டெக்ரல் குறியை காட்ட நாம் பயன்படுத்திய குறியீடு இன்ட் லிமிட்ஸ் a மற்றும் b ஐ காட்ட நாம் பயன்படுத்திய குறியீடு ப்ரோம் மற்றும் டோ ரைட்டர் இன் சாம்பல் நிற பெட்டியில் சூத்திரத்தை கவனிக்க அடுத்து ஒரு உதாரணமாக ஒரு கியூபாய்ட் இன் கொள்ளளவை கணக்கிட டபுள் இன்டெக்ரல் சூத்திரம் எழுதலாம் சூத்திரம் திரையில் தெரிகிறது நீங்கள் காண்பது போல டபுள் இன்டெக்ரல் க்கு குறியீடு இ இ ந் ட் அவ்வளவே அதேபோல ஒரு cuboid ன் கொள்ளளவை கணக்கிட டிரிப்பிள் இன்டெக்ரல் சூத்திரம் எழுதலாம் அதற்கு குறியீடு இ இ ந் ட் இன்டெக்ரல் எல்லையை குறிக்க நாம் கீழொட்டு குறியீட்டையும் பயன்படுத்தலாம் கீழ் ஒட்டு குறியீட்டை பயன்படுத்த மாத் அந்த வரியுருவை இன்டெக்ரல் இன் கீழ் வலது பக்கம் வைக்கிறது ஆகவே மாத் இல் இன்டெக்ரல் சூத்திரங்களும் சமன்பாடுகளும் செய்ய வழி இருக்கிறது இப்போது logarithmகள் உள்ள சூத்திரங்களை எழுதுவதை பார்க்கலாம் இவற்றை ஒரு புதிய மாத் கிரே பாக்ஸ் அல்லது மாத் ஆப்ஜெக்ட் இல் எழுதலாம் டைப் செய்க logarithms மற்றும் இருமுறை enter செய்க Math ஐ மீண்டும் அழைப்போம் எழுத்துரு அளவை 18 பாயிண்ட் ஆக்குவோம் அவற்றை இடது ஒழுங்கு செய்வோம் லாகிரதம் பயன்படுத்தும் ஒரு எளிய சூத்திரம் log 1000 to the base 10 is equal to 3 குறியீட்டை இங்கே கவனிக்கவும் இங்கே இன்னொரு உதாரணம் log 64 to the base 2 is equal to 6. இப்போது இந்த இயற்கை logarithmக்கு integral பிரதிநிதியை காணலாம். t இன் இயற்கை logarithm is equal to integral of 1 by x dx from 1 to t. இதன் குறியீடு திரையில் தோன்றுவதைப் போல் இருக்கிறது. நம் உதாரணங்களை சேமிப்போம் உங்களுக்கு ஒரு பயிற்சி பின்வரும் டெரிவேட்டிவ் சூத்திரத்தை எழுதுக d squared y by dx squared is equal to d by dx of dy by dx அளவு மாற்றக்கூடிய அடைப்புக்குறியை பயன்படுத்தலாம் பின்வரும் இன்டெக்ரலை எழுதவும் integral with limits 0 to 1 of square root of x dx அடுத்து ஒரு டபுள் இன்டெக்ரல் ஐ பின்வருமாறு எழுதவும் டபுள் இன்டெக்ரல் ஃப்ரம் ட் ஆஃப் 2 sin எக்ஸ் minus 3 y cubed plus 5 dx dy log x to the power of p to the base b is equal to p into log x to the base b இந்த சூத்திரத்தை பயன்படுத்தி log 1024 to the base 2 வை தீர்க்கவும். உங்கள் சூத்திரங்களை ஒழுங்கு செய்யவும். இத்துடன் LibreOffice Math Differential Integral integral சமன்பாடுகள் மற்றும் logarithms எழுதுதல் குறித்த இந்த டுடோரியல் முடிவுக்கு வருகிறது. சுருங்க சொல்ல நாம் எழுத கற்றது டெரிவேட்டிவ்ஸ் மற்றும் டிஃபரன்ஷியல் சமன்பாடுகள், இன்டெக்ரல் சமன்பாடுகள் மற்றும் logarithmகள் உள்ள சூத்திரங்கள் ஸ்போக்கன் டியூட்டோரியல் திட்டம் டாக் டு எ டீச்சர் திட்டத்தின் அங்கமாகும் இதற்கு ஆதரவு இந்திய அரசு துவக்கிய MHRD இன் ஐசிடி மூலம் தேசிய திட்டத்தின் வழியே கிடைக்கிறது இத்திட்டம் spoken tutorialorg ஆல் ஒருங்கிணைக்கப்படுகிறது மேலும் விவரங்களுக்கு spoken tutorialorg nmeict dot org slash NMEICT e intro மொழியாக்கம் கடலூர் திவா நன்றி